ஒன் ஃபிஃப்டி யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று அன்ப ஐம்பது ஒருவர் படிக்கும்படியாக கேட்குறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் you will see greater things than this can we all close our eyes for a moment ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நீ பேசும் தேவன் ஆண்டவரை இன்றைக்கும் அப்பா அவங்க ஜீவனும் நலமும் ஆண்டவரே பொக்கிஷமும் வல்லமையும் வெறுமையாய் திரும்பாத உங்கள் ஜீவ வார்த்தை வார்த்தைகளை நீர் இன்றைக்கும் பேசும்படியாய் நாங்கள் ஜெபித்து வாஞ்சையோடு கூட அப்பா எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தையும் நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரை அப்பா நீங்கள் பேசுங்க உங்கள் வார்த்தைகளெல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுபா நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் பிரைஸ்லார் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்றார் கடைசி வாரம் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நம்ம தியானிப்பதில் ஆண்டவர் வந்து பல்வேறு காரணங்களில் எப்படி இது வரைக்கும் பார்த்துருக்கலாம் ஆனால் இனி வரும் காரியங்கள் இதிலும் பெரிதாக இருக்கும் என்று கத்த சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் இதிலும் பெரிதான அளவின்படி இருக்கும் இது வரைக்கும் நம்ம மெராக்கல்ஸை பார்த்துருப்போம் இது வரைக்கும் நம்ம அற்புதங்களை பார்த்துருப்போம் ஆனால் இதில் இனி பார்க்க போவது இதிலும் பெரிதா இதிலும் அற்புதமாக இருக்கும் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆமி நல்ல இல்லையா இருக்கிறீங்களா ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் ஓகே இருக்கும் என்று கத்த சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ யாரெல்லாம் பாப்பா அந்த காரியம் எப்படி பெரிதாக இருக்கும் என்று கடந்த மூன்று வாரங்கள் நான்கு வாரங்கள் அதை நம்ம இன்றைக்கி தியானம் இன்றைக்கும் கூட அதனுடைய கடைசி பகுதியாக நாம் நம்ம பார்க்க போகிற காரியம் இதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அந்த காரியங்கள் வெளிப்படும் பொழுது அது எப்படி இருக்கும் இதை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அந்த காரியங்கள் வெளிப்படும் பொழுது அந்த காரியம் எவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்க நான் முன்பே சொன்ன ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதுக்கு மெயின் திங் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபெய்த் அப்படி தானே சொன்னேன் எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்புக்குரிய அந்த எதிர்பார்ப்பை கேரி பண்ணுற ஃபெய்த்தும் இல்லைனா you can not expect a greater miracles from God you can maybe எல்லார் மேலும் மழையை பண்ண வைக்கிற தேவன் மாதிரி ஒரு மழை வேணால் பெய்யலாம் but miracle turn around break through வராது ஐ மீன் புரியுதா மழை எல்லாருக்கும் வருதுன்றார் ஆண்டவர் எல்லாருக்கும் நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை இப்போ நான் அவங்க ஜெபம் பண்ணலைன்னா கூட மழை வந்துடும் தானாக அது அந்த ப்ரொவிஷன் இருக்கும் ஆனால் if you want to see a miracle in your life a break through in your life அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என் எதிர்பார்ப்பும் என் எதிர்பார்ப்பை சுமந்து செல்லும் அந்த எதிர்பார்ப்புக்குரிய விசுவாசமும் இருந்தால் மாத்திரமே I will testify greater things then these இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன் அப்போ என்ன என்ன அதுக்கு பண்ணணும்னா எதிர்பார்ப்பை நான் அளவுலைய பெரிதாக்க என்னுடைய எண்ணங்களை நான் பெரிதாக்க வேணும் யூ ஷுட் திங்க் பிக் அதுக்கப்புறம் you should believe in bigger things greater things நான் யோசிப்பது முதல்ல என்ன பண்ணேன் முதல்ல it starts with thought process அப்படி தானேங்க எந்த காரியமும் செயலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே எங்கே உதிக்குது மனதில் மனதில் உதித்து செயல் வடிவம் பெறுகிறது அப்போ இந்த காரியத்தை பார்க்கணுன்னா it should start in my thought process நான் பெரிய காரியத்தை சிந்திக்கிறவனா என் தாட் ப்ராசஸை ஆண்டவர் வந்து தொடணும் இன்னைக்கு ஆமீன் சில பேருக்கு வந்து யோசிக்கும் போதே வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு விருப்பமே இருக்காது என்ன இருந்தால் போதும் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு ஓட்டிடலாம் இருக்கிறவங்கள இருக்கிறாங்களா இல்லையா நீங்கள் நிறைய பேரோட பழகுவீங்க ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களே ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டாங்க ஏதோ வருதுங்க போதுங்க நம்மளே உற்சாகமாக பேசினா கிடையாது என்னங்க வெயில் அடிக்குது அப்படின்வாங்க ஏன்னா வெயில் தானே அடிக்குது அப்படின்னா மழை பெஞ்சால் என்னங்க மழை பெய்யுதுன்னுவாங்க எது எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ தாட் ப்ராசஸில் தான் கிரேட்டர் திங்ஸோட விஷயம் ஸ்டார்ட் ஆகுது எது நடந்தாலும் கம்ப்ளைண்ட்டாக உங்களுக்கு வேணுன்றது நடந்தால் கூட சில பேர் கம்ப்ளைண்ட் என்னங்க அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க <laughs> என்னங்க அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க கம்மியாக கொடுத்து என்னங்க கம்மியாக கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல சிந்தனையில் ஆரம்பிக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருப்பதற்கு என் சிந்தனையில் ஆண்டவர் கிருபை தரணும் ஆமீன் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவையும் நம்முடைய தாட் ப்ராசஸையும் கத்த தொடுவார் ஆமீன் சொல்வீங்களா அடுத்தது I have to believe in great things அடுத்தது என்ன பண்ணுங்க நான் சிந்திக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்பணும் நம்புவீங்களா முதல்ல சிந்திக்கணும் சிந்திச்சுட்டு நம்மளே அதுக்கு பகல் கணவன் பேர் வச்சிடக்கூடாது இல்லை இந்த dream will come true I mean புரியுதா ட்ரீம் வந்துடுச்சு இப்போ தாட் ப்ராசஸ் ஓகே ஆகிடுச்சு சிந்தனை பெருசாகிடுச்சு பெருசாக கனவு காண்கிறோம் பெரிய விஷனரியாக நீங்களாம் மாறிடுறீங்க ஆனால் விஷனரியாக மாறிடுச்சு சும்மா ஒரு பகல் கனவு மாதிரி நானே ஏதோ நினச்சிட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா அந்த நீங்கள் உயிர் கொடுத்த சிந்தனைக்கு நீங்கள் திரும்பி என்ன பண்ணிடுறீங்க ஜீவனை எடுத்து விடுகிறீர்கள் அது இன்ஆக்டிவ் பண்ணிடுறீங்க அப்போ ரெண்டாவது நான் சிந்திக்கிற காரியம் இதிலும் பெரிதானவைகள் என் வாழ்க்கையில் நான் வரணும் அப்படின்னா செகண்ட் திங் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நான் நம்ப வேணும் அதுக்கு ஜீவன் கொடுக்கணும் உங்கள் சிந்தனைக்கு என்ன பண்ணணும் எது ஜீவன் ஜீவன் கொடுக்கும் நம்பிக்கை சொல்லுங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்வாங்கல்ல எல்லாரும் எல்லாருமே சொல்கிறது கிறிஸ்டின்ஸ் மாத்திரம் இல்லை everyone will say this நம்பிக்கை தாங்க வாழ்க்கை வாங்க அந்த மாதிரி நான் சிந்திக்கிற காரியத்துக்கு ஒரு ஓப் ஒரு ஓப் கொடுக்கணும் இந்த இந்த இந்த நம்பிக்கை இந்த சிந்தனை நிச்சயமாக என் வாழ்க்கையில் நேரம் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஒரு நம்பிக்கை இருக்குது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை your hope will not be cut off your hope will not be cut off அப்போ நீங்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்குதா இல்லையா பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது ஆசீர்வாதத்திற்கு ஆரம்ப விழாக்கள் இருக்கிறது ஆமே நல்லையா ஆசீர்வாதங்கள் ஆரம்பிக்கும் பிரச்சனைகளுக்கு கத்தன் முற்றுப்புள்ளிகளை வைக்கிறது அப்போது I have to think big I have to believe in that greater things அடுத்தது I have to act great நீங்கள் நிறைய இருக்குது ஏன்னா லாஸ்ட் நாள் தான் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்னு பார்க்குறேன் சிந்தனையில் ஆரம்பிக்க வேண்டும் என் சிந்தனையை ஜீவன் கொடுக்க அதை நான் நம்ப வேண்டும் இது என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் நம்பினதை செயல்படுத்த வேண்டும் சில வேலைகளில் நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திப்போம் யோசிப்போம் ஆனால் செயல் வடிவம் கொடுப்பதற்கு தயக்கம் என்ன எப்படி செய்கிறது ஒரு தயக்கம் எல்லாத்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் starting problem starting problem starting தாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்போ ஆரம்பிக்கிறதுல ஒரு தொடக்கம் யோசிக்கிற காரியத்தை நம்புகிற காரியத்தை என்ன பண்ணும் முதல்ல ஒரு காலடி எடுத்து வச்ச பிறகு தான் பிரவாகித்து ஓடும் யோதா நதி என்ன பண்ணிச்சான் டிபார்ட்டடில் ரெட்ஸிக்கு வந்து கோலை நீட்ட சொன்னார் ஆண்டவர் கோலையாச்சும் நீட்டணும் ஒரு ஆக்ஷன் இருக்குதா இல்லையா இல்லை ஆண்டவர் நீ எல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா கோலை நீட்டினார் அடுத்தது அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு யோர்தான் நதி அதுவும் ஒரு யோர்தான் நதி என்பது ஒரு சமுத்திரம் போல் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னதாக ஓடாது நம்ம ஊரில் சென்னையில் ஓடுற கூவம் வர மாதிரி ஓடாது <laughs> அது அதுவும் ஒரு ஆக்சுவலாக ஒரு நீங்கள் ஜெருசலேம் போனவங்களுக்கு தெரியும் யோர்தான் நதி அது பெரிய பெரிய ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஸோ அதுவும் பிரவாகித்து ஓடிட்டு இருந்துச்சான் அது கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருந்துச்சான் அப்போ அங்கே சொல்கிற அங்கே ஒரு ஆக்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்போ ஐ ப்ரீஸ்ட் என்ன பண்ணோம் ஆர்க் ஆஃப் கவனண்ட்டை சுமக்கிற பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் காலை வைக்கணும் ஒரு ஆக்ஷன் இருந்துச்சா இல்லையா எல்லாவற்றிலும் ஒரு சின்ன ஆக்ஷனையாச்சும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சு விட்டு வச்சிருக்கு அவர் தான் செய்கிறாரு அவரால் தான் செய்ய முடியும் நம்ம நம்பிக்கை அவர் மேலே தான் நம்புகிறேன் அல்லது சிந்திக்கிறேன் நம்புகிறேன் அதன்படி ஆக்ட் பண்ணும் யாவ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி நல்ல லூயா உங்கள் விசுவாசத்தின்படி லூயா நீங்கள் செயல்பட வேண்டும் அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா மழைக்காக எல்லாரும் ஊரே சேர்ந்து ஜோம் பண்ணாங்களாம் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கொடையை கொண்டு வந்துச்சான் ஆனால் மற்றவங்கலாம் மழை வராதுன்னு நம்பிக்கையில் ஜோம் பண்ணிகிட்ருக்காங்க <laughs> அது கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்ஷன் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன் ஆண்டவர் பார்க்குறாரு விசுவாசிக்கிறாங்க ஆக்டும் பண்ணுறாங்க God will honour your faith ஆமே நல்லலுயா மூணாவது என்ன பண்ணும் you've to act act according to your அல்லலுயா தாட் ப்ராசஸ் எதை நீங்கள் நம்புறீங்களோ பெருசாக நீங்கள் யோசிக்கணும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் நம்பணும் அதுக்கப்புறம் then you will receive greater things then this இந்த ஃபார்முலா இல்லாமல் பெரிய பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில் நான் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம் கூட ஷேக் ஆக மாட்டேன் என்னுடைய வழியை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா நான் அதாவது ஒரு சர்ச்சில் ஒரு காரியம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லாரும் பெற்றுக்கொள்றதில்ல எல்லாருமே பெற்றுக்கொள் இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சில பேர் வந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் நடக்காமல் கூட இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னா அப்போது ப்ரேயர் வந்து பவர்ஃபுல் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரும் வல்லமை உள்ளவர் இப்போ ரிசீவிங் இல்லை ப்ராப்ளம் அப்படி தானே ஜபம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஒத்துப்பீங்களா prayer is a powerful thing weapon கொடுக்குறவர் யார் அவரும் பவர்ஃபுல்லு வாங்கிறது நம்போ அங்கே சில பேர் வாங்குறாங்க சில பேர் வாங்கலைன்னா நம்ம கொஞ்சம் ரிசீவிங் எண்டை தான் செக் பண்ணணும் இல்லையா டயக்னோஸ் பண்ணிக்கணும் நம்ம தான் அப்போ ரிசீவிங் எண்டில் தான் ப்ராப்ளம் கொடுக்குறவரும் ஓகே ஜபமும் ஓகே ரிசீவிங் எண்டில் ப்ரா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் யோசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும் நடக்க வேண்டும் நடந்தால் you will receive greater things than this இன்றைக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் அந்த எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கும்படியாய் உங்கள் சிந்தனைகளை திருப்பிக்கணும் இது வரைக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு சில பேர் சில சில அச்சீவ்மெண்ட்டுக்காக ப்ரே பண்ணியிருப்பீங்க கொடுத்துருப்பாரு அதோட முடிஞ்சு போச்சா வாழ்க்கை அதோட முடியலை திருமணம் முடிஞ்சால் அவள் தானே அதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது வேலை கிடச்சிச்சுன்னா ஓகேவா அதுக்கப்புறம் எவ்வளோ காரியம் லைஃப்பில் இருக்குது இல்லை வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வேணுங்க அதுதான் என்னோடய ஒரே ப்ரேயர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க வாட் நெக்ஸ்ட் இந்த ப்ரொமோஷனையே கட்டி பிடிச்சிட்டு வாழ்ந்துருவீங்களா <laughs> நிறைய காரியங்கள் லைஃப்பில் இருக்குது ஹலோ லூயா எத் எவ்வளோ ப்ரேயர் நமக்கு ஒரு பிரேக் தரும் ஒரு குழந்தை வேணும் குழந்தை வந்துட்டா அவன் முடிஞ்சிடுச்சா குழந்தைய வளர்க்கணும் அந்த குழந்தை பெருசாகணும் அந்த குழந்தை லைஃப் இஸ் அ சைக்கிளுங்க போயிட்டே இருக்கும் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது நின்று விட முடியாது நின்று விட முடியாது அப்போது we have to expect greater things every day every moment of your life எல்லா நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கிரேட் திங்ஸை பார்த்துருக்கீங்க யாரும் பார்க்காம இங்கே இல்லை அற்புதங்களை பார்த்துருப்பீங்க ஆண்டோடைய கிரேஸை பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஆனால் அதோடு நின்று விடாது அது அந்த சீசனுக்கு தான் next season is waiting for you ஆமின்னு சொல்லுங்களேன் அடுத்த சீசன் நம்ம வாழ்க்கையில் இருக்குது அதில் கத்தர் இதிலும் பெரிய ஆமாம் ஆண்டருடைய செயல் என்னது செஞ்சது விட கம்மியாக செய்ய மாட்டார் அதை விட நாமளே ஒரு வீட்டுக்கு மொய் செய்கிறோன்னு வைங்க அடுத்த தடவை அதோட கம்மியாக செய்வீங்களா ஒரு செட் பண்ணிட்டீங்க <laughs> ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் மொய் <laughs> அடுத்த தடவை இப்போ ஐநூற்றி ஒன்று வைக்கமா வைப்பீங்களா வைப்பீங்களா ஏன்னா அவ்வளோதான் தான் அதுக்கு மேலே ஆயிரத்தி நூறுரூபாச்சும் வச்சாகணும் நீங்கள் நம்மளே அப்படி யோசிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஒன்று செய்கிறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது அதோட குறைச்சி செய்ய மாட்டார் அதோட அதிகமாக தான் செய்வார் நாம நல்ல லூயா அப்போது நாம் இன்றைக்கி என்ன பண்ணும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து நாம் போக போகும்போது என்னுடைய சிந்தனைகளும் அல்ல லூயா என்னுடைய எல்லைகளையும் நான் பெரிதாக்க லூயா கத்தனவுக்கு உதவி செய்வாராக மூணு ஈயை e வந்து நீங்கள் வந்து நான் யோசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த கிரேட்டர் திங்ஸில் three things that we should லூயா த்ரீ இ இந்த மூன்று ஈயும் e நம்ம வாழ்க்கையில் அது அது பாயிண்ட்ஸ் இல்லை அது சும்மா ஒரு ஒரு ஒரு பாயிண்ட் நிறையா இருக்குது இன்னும் three E that you should remember ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் எழுதிருக்கவங்க எழுதிக்கோங்க ரெண்டாவது எக்ஸ்பேண்ட் மூணாவது வந்து எக்ஸ்பர்டைஸ் ஐ மீன் புரியுதுங்களா எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பர்டைஸ் எடுத்தவங்க படிக்கலாம் Isaiah fifty four two Isaiah தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்கு ரெண்டு ஆமேன் ஹalleluya enlarge the place of your tent huh? stretch forth the curtain of, of thine habitation lengthen thy cords ஆமேன் expand extend ஆமேன் ஹalleluya அண்ட் எக்ஸ்பர்டைஸ் மூணு ஈ மறந்துடக்கூடாது இது வரைக்கும் ஒரு அளவு இருக்குது பிளஸ்ஸிங்கான அளவு தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி கத்த சொல்லுகிறது அப்படியே கேட்டிருங்க நீங்கள் இன்றைக்கி போய் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக்கணும் அது யார் வேலை ஆண்டவர் நீ அகலமாக்கணும் நிரப்புவார் ஒரு ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தரிசி வந்து விதவை வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறாரு எந்த அளவுக்கு பாத்திரத்தை வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அற்புதம் நடந்துச்சா பாத்திரம் நின்று போனோடனே மிராக்கிள் ஸ்டாப்ட் அப்போ யார்கிட்ட இருக்குது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது ஆண்டவர்கிட்ட இல்லை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதையும் நிரப்ப வேண்டியது தான் கத்தருடைய சமம் இப்போ இன்றைக்கி எதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது let the Holy Spirit speak to எந்த பகுதியை ஏரியாவில் I want expand and extend அடுத்தது எக்ஸ்பர்டைஸ் எக்ஸ்பர்டைஸ்னால் தமிழில் தேறினவன் சில காரியம் உங்களுக்கு தெரியலாம் தெரிஞ்சதோடு நிறுத்திடலாமா அதில் தேரணும் புரியுதுங்களா பாஸ் மார்க் போதுமா ஆவரேஜ் பாஸ் ஆகிட்டாங்க இல்லை இல்லை டிஸ்டிங்ஷன் வரணும் டிஸ்டிங்ஷன் போதுமா டாப்பராக வரணும் பத்து பேர் எடுப்பான் டிஸ்டிங்ஷனு டிஸ்டிங்ஷன் போதுமா ஹாப்பியாக இல்லாமா இல்லை நெக்ஸ்ட்டு டாப்பராக வரணும் அதுதான் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து நிலை அப்போ மூணாவது எக்ஸ்பர்டைஸ் அல்ல லூயா எக்ஸ்பர்ட் ஆகணும் இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டீங்க காரியெல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம் சில காரியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் I want to become an expert மூணாவது அதில் நான் தேறினவனா தேறினது தான் அகேஸ்ட்டு தே அதாவது மிஞ்சினவன் குருவை போல் இருப்பான் தேறினவன் குருவை போல் இருப்பான் குரு தான் ஹையஸ்ட்டு குருவை போல் இருப்பான் தேறின எவனும் குருவை போல் இருப்பான் அப்போது எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு அது அது செய்ய தெரியுங்க ஜேக் ஆஃப் ஆலாக இருக்கக்கூடாது மாஸ்டர் ஆஃப் ஆலாக இருக்கும் அட்லீஸ்ட் மாஸ்டர் ஆஃப் ஒன்னாச்சும் இருக்கணும் ஐ மீன் ஜேக் ஆஃப் ஆல்னால் அதுவும் கொஞ்சம் தெரியும் இதுவும் கொஞ்சம் தெரியும் அதையும் செய்வோம் இதையும் செய்வோம் அது செய்ய தெரியும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது பாருங்களேன் அப்போ மூணாவது ஆண்டவர் சொல்கிறாரு take it as a prophecy expand extend expert ஆமே நல்ல லூயா ஏதாச்சும் கத்தர் உங்களுக்கு கொடுக்குற அடையாளத்தில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க தேறினவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்க தெரிஞ்சது போதும் அது வந்து கிரேட் திங் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவருக்கு நன்றி ஆனால் இதுக்கு வர சீசனில் I want to become an expert எத்தனை ஆமீன் எத்தனை பேர் எக்ஸ்பர்ட் ஆக விரும்புறீங்க இல்லை நான் உங்களுக்கு உங்களுக்கு தான் பேசிட்டு ஒரு ஆமீன் தான் சொல்லலாமே அலலுயா இந்த மூணு ஈயும் அலலுயா கத்தர் இதிலும் பெரிதானவைகளை காண்பார் you will see greater things than தீஸ்னு சொன்னாரே ஸோ இன்றைக்கி அந்த வசனத்தின்படி ஐசியா படிச்சிங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணணும் நீளமாக்கணும் அகலப்படுத்தணும் இல்லையா மூளைகளை என்ன பண்ணணும் கார்னரை உறுதிப்படுத்தணும் உரு உறுதிப்படுத்தணும் அது உங்ககிட்ட கத்தர் விட்டுருக்காரு அப்போ இன்றைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவோ தனியாவோ காரில் போகும்பொழுதே இது தோங்கட்டும் இன்றைக்கி நான் அல்ல என் அளவுகளை நான் விரிதாக என் என்னுடைய டெரிட்டரிஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நான் சபையை ஆரம்பிக்கும் போது சர்ச்சப்பா எல்லா சேரும் ஃபில் ஆகிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் நாங்கள் அப்படி இல்லை அது ஒன்றுமே இல்லை <laughs> சபை அழைப்பின் ஊழியத்தில் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ஜபத்தே அவர் தான் கொடுக்குறாரு இன்னும் தெரியுமா when we walk in the spirit திட்டம் இல்லை இ லீடர்ஸ் எப்படி ஜபம் பண்ணணும் ஆண்டவர் அடுத்தது எதுக்காக பண்ணி ப்ரேயர் என்ன பண்ணணும் என்ன ஒரு பாரத்தை கற்றுக் கொடுப்பார் எப்படி தான் அந்த பாரம் வந்துச்சுன்னு நமக்கே தெரியாது ஆனால் அதுதான் அடுத்த அவருடைய அடுத்த மூ அடுத்த மூ அவர் பண்ணுவதற்கு முன்பாக அந்த பேர்டனை கத்திர இருதயத்தில் கொடுத்துரும் உடனே நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை விரும்ப ஆரம்பிப்போம் அந்த காரியம் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி தான் கத்தர் வந்து லீட் பண்ணுவார் அப்போது ஊழியமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் லெவலில் கத்தை நம்மை நடத்தும்படியாக let us expand extend and expertise ஆமின்னு சொல்லுங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் அல்ல இந்த மூன்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளாய் செய்வார் நம்ம இயர் எண்டு கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த இயர் எண்டில் இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்தால் வருகிற twenty twenty three you will expand you will extend and you will expertise லூயா எல்லா காரணத்திலும் தேறினவர்களாய் கத்தர் மாற்றுவார் உங்கள் வேலையிலேயே உங்களை தேறினவர்களாய் கத்தர் மாற்றுவார் லூயா இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் ஸ்கில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அந்த ஸ்கில்லை உங்களை எக்ஸ்பர்ட்டாக கத்தர் மாற்றுவார் நாமெல்லாம் ஆவரேஜ் மீடியாக்கு பர்சனாக கத்தர் இருக்க விரும்பவில்லை தேறினவர்களாக இருக்க விரும்பினார் தானியனுடைய ஞானம் அங்கே ஆல்ரெடி ஞானம் இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா பாபிலோன் மாகாணத்தில் ஞானிகள் இருந்தார்கள் இவன் ஞானம் it surpass all the wisdom of the அலலுயா அவர்களுடைய எல்லா ஞானிகளுடைய ஞானத்திலும் அதிகமாக இருந்துச்சான் அவன் டாப்பராக இருந்தான் உடனே அவன் என்ன பண்ணாங்க ஞானிகளுக்கு மேலே தலைவராக வச்சாங்க எக்ஸ்பர்ட் அலலுயா எக்ஸ்பர்ட் ஐஸ் அலலுயா அப்போ ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிறார் நம்மளை பார்த்து அப்போது உன் இடத்தை விசாலமாக்கு பக்கத்து சிவரை இடிச்சு கிடிச்சு கட்டிடாதீங்க <laughs> நம்ம சிந்தனையில் நம்ம ஆம்பிஷனில் எந்த காரியத்தை நம்ம அகலமாக்கணுமோ இன்றைக்கி போய் கொஞ்சம் அகலமாக்கணும் அகலமாக்குங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் லென்தன் தை காட்ஸ் லென்தன் தை காட்ஸ் அல்ல லூயா அதுக்கப்புறம் மூளைகளை உறுதிப்படுத்து மூளைகளை உறுதிப்படுத்து அப்படி படுத்துனீங்கன்னா அல்ல லூயா கர்த்தர் அற்புதங்கள் இதெல்லாம் ஏன் நான் செய்கிறேன் why I should think big why I should believe in great things why I should act accordingly then I will receive greater things what kind of greater things I will receive expand extend and expertise why இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் ஏனென்றால் there is a greater one in us அலலூயா இதெல்லாம் எனக்கு விருப்பம்ன்றதுனால இல்லை இல்லை நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச்சிங்காக இன்றைக்கி சண்டே நீங்கள் கேட்டதுனால இல்லை நீங்கள் விசுவாசிக்கிறவர் பெரியவராக இருப்பதால் நாமே லூயா அவர் ஆண்டவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் மூன்று விதமாக சொன்னார் நான் தேவாலயத்திலும் பெரியவர் அவர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள் தேவாலயத்திலும் is greater than the temple சில பேர் பார்த்திங்கன்னா சாஷ்டாங்கம் சாரி சடங்குகளோடு நின்று விடுவாங்க அதான் தேவாலயத்தோடு நின்று விடுகிற காரியம் சடங்கை போனோமா அப்படி போட்டோமா வந்தோமா அப்படின்னு அது இல்லை அதிலும் பெரியவர் எஸ் அலலுயா அது சடங்கு ரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் அது நம்மளை ரொம்ப தூரம் கொண்டு போவாது ஆனால் அதிலும் பெரியவரை பார்க்க கற்றுக்கணும் ஆலயத்திற்கு வந்தால் பெரியவரை பார்க்கணும் பெரியவரை ஆராதிக்கணும் அல்ல லூயா இப்போ எதற்காக நான் இவ்வளோ பெருசாக யோசிக்கணும் எதற்காக இந்த காரியம்லாம் எனக்கு கிடைக்கும் நான் நம்பணும் அப்படின்னா முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எல்லாரிலும் பெரியவனா யோனா வந்து ப்ரீச் பண்ணார் யோனா ப்ரீச் பண்ணோன்னே ஓல் சிட்டி ரிப்பென்டட் அப்படி தானே அது மாதிரி ஒரு ப்ரீச்சிங் பாருங்கள் whole city of Nineveh repented Nineveh முழுவதும் ரட்சிக்கப்பட்டது அப்போ அவ்வளோ பெரிய ஆள் அவர் சொல்கிறாரு நான் யோனாவிலும் பெரியவர் ஆமீன் ஏன் நீங்கள் நம்பணும் இப்போ யோனா வந்து ஒரு கிரேட் பர்சன் கிரேட் ப்ரீச்சர் ஒருத்தருடைய பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க யார் பிரசங்கத்தில் பீட்டர் இவர் வந்து அது அது கணக்கே இல்லை யோனா ப்ரீச்சிங் வந்து அதை விட பவர்ஃபுல் யோனா ப்ரீச் பண்ணுறாரு த ஓல் சிட்டி ரசிக்கப்படுது நினைவே முழுக்க மனம் திரும்பிச்சுன்னு தான் வசனம் போட்டிருக்கு அப்போ அப்போ எவ்வளோ பெரிய ப்ரீச்சர் பாருங்கள் அதான் ஆண்டவர் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் யோனாவிலும் பெரியவர் இங்கே இல்லையா ஏன் நான் இதெல்லாம் நம்பணும் ஏன் இதெல்லாம் செய்யணும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் யோவானில் சொல்லுது உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் greater is inside greater is that is inside லூயா எனக்குள் இருக்கிறவர் பெரியவரானதால் இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம் நான் நம்பலாம் அவர் ஜான் ஃபோர் ஃபோர் டுவெல்ல வந்து அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த பிதாவாக யாக்கோப்பை பார்க்கலும் நீர் பெரியவரோ அப்படின்றாரு அவர் உடனே அவர் சொல்கிறாரு நான் குடிக்கிற தண்ணியை குடித்தா அவனுக்கு தாகம் வராது நான் யாக்கோப்பிலும் பெரியவர் ஏன் நீங்கள் விசுவாசிக்கணும் அவர் யாக்கோப்பிலும் பெரியவர் அவர் யோனாவிலும் பெரியவர் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் ஹலலூயா அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ண சாஸ்திர சாஸ்திர சம்பதா சம்பிரதாயங்களுக்கு நம்ம என்ன பண்ண அது எல்லாம் ரிலீஜியஸ் திங்ஸ் ரிலீஜியஸ் திங்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஷேக் அவுட் பண்ணுங்கள் அவங்க லைஃப்பில் பிரேக் சில பேருக்கு அதில் திருப்தி ஆகிடுறாங்க சில பேர் அதில் திருப்தி ஆகிடுறாங்க ஒரு ஒரு நன்மையும் வராதுங்க ஒரு நன்மையுமே வராது எல்லாருமே பண்ணுறாங்க அது இந்த அந்த சம்பிரதாயங்களை தாண்டி ஆவியில் ஆண்டவரோடு இணையணும் connect with God in the spirit வேதம் அதை தான் குறித்து இருக்குது அநேக சடங்குகளை சபைகள் கொண்டு வந்திருக்கலாம் அதான் நான் சொன்னேன் நம்ம சர்ச்சில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரு ஒம்பது மணிக்கு சர்ச் ஆரம்பிக்கும் பத்தரை மணிக்கு முடிஞ்சிடும் இதெல்லாம் ஒரு ஒரு நம்ம சர்ச்சோட பாலிசி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சண்டே நமக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இருக்கும் இதை மாற்றி பண்ணால் ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் நம்ம சர்ச்சில் ஒரு ஒரு ஒரு சிஸ்டம் இதை மாற்றலாம் மாற்றாமல் இருக்கலாம் அதெல்லாம் மேட்ரே கிடையாது சில இந்த மாதிரி காரியங்கள் சடங்காய் மாறி போயிடுக்கிறது சர்ச்சில் இந்த மாதிரி சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் இதை தான் மெயின் ஆகிடும் வேர்டு மெயின் ஆகிடாது ஃபஸ்ட்டு வீக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதை தாண்டினா தேவக்குத்தம் ஆகிடும் அது கிடையாது அதெல்லாம் ஒரு திட்டம் திட்டம் அதெல்லாம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சர்வீஸ் மாற்றி சர்வீஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஆகிடுதுல்ல சடங்கு அப்படி தான் சடங்கு உள்ளே நுழைஞ்சது அப்படி தான் சர்ச்சஸ் ஒரு ஒரு சிஸ்டம் சர்ச் மேலேயும் தப்பு இல்லை ஒரு சிஸ்டம் சர்ச்சு கொண்டு வந்ததை பைபிளை காட்டிலும் ஓல்டு பண்ணிட்டாங்க பிரின்சிபாலிட்டி அதுக்கு பேர் தான் கொள்கைகள் சபையின் கொள்கைகள் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் you've to connect with me இந்த ஸ்பிரிட் சடங்குகளில் என்னோட நீ கனெக்ட் பண்ண முடியாது நான் தேவாலயத்தில் என்னை கண்டெய்னே பண்ண முடியாது நீங்கள் I am greater than the temple ஹலோ லூயா நான் ஆலயத்திலும் பெரியவராக இருக்கிறேன் நான் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு ஹலோ லூயா நான் ஹலோ லூயா எக்ஸ்பேண்டு எக்ஸ் எக்ஸ் என்னது எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பர்ட் லூயா இந்த மூன்று காரியங்களையும் பார்ப்பதற்கு I have to be connected with the God the greater one that is living inside me இதெல்லாம் நடக்கும் நான் நம்புறதுக்கு காரணம் ஒரே காரணம் தான் அவர் பெரியவர் அவர் தேவாலயத்திலும் பெரியவர் அவர் யோனாவிலும் பெரியவர் ஹலலுயா அவர் சாலமோனிலும் பெரியவர் சாலமோன் மாதிரி பியூட்டி விஸ்டம் யாருக்கும் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் சாலமோனிலும் பெரியவர் இங்கே உண்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க யாக்கோப்பை காட்டிலும் பெரியவரோ சாமாரிட்டன் ஸ்திரீ அவங்க சொல்கிறாங்க யாக்கோப்பு கட்டின கட்டின கிணறுல தண்ணி குடிச்சா அவனுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும் ஆனால் நான் கொடுக்குற தண்ணி குடிச்சின்னா you will never thirst again நல்ல லூயா உனக்கு தாகம் உண்டாகாது என்று கத்த சொல்கிறார் அப்போது ஆண்டவர் நம்மோடு கூட இன்று இடைப்படுகிற காரியம் இதெல்லாம் பார்க்கணுன்னா யூ ஹவ் டு பி லூயா ஆல்வேஸ் கனெக்டட் வித் மீ இந்த கனெக்ஷன் கட்டாயிடுச்சுன்னா லைட் எரியாத மாதிரி இந்த ட்ரீமும் சாத்தியமல்ல அந்த பெரியவரோடு இந்த கனெக்ஷன் இல்லை அப்படின்னா expand extend expertise it's not possible அல்ல லூயா ஏன்னா I'm speaking about supernatural expansion I'm speaking about supernatural extension I'm speaking about supernatural expertise அல்ல லூயா அப்போ சூப்பர் நேச்சுரல்னு வந்துட்டாலே அது அவரால் மாத்திரமே ஆகும் நிறையா இருக்குது அல்ல லூயா மூன்று காரியங்களை நான் அகற்ற வேண்டும் three things that I should அல்ல லூயா பி கேர்ஃபுல் அபவுட் இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்க இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கும் தடையாக இருக்கின்ற மூன்று மனநிலைகள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் முதல்ல டிஃபீட்டட் மென்டாலிட்டி நான் நான் வசனம் வாசிக்க வேண்டாம் நான் அப்படியே சொல்லிடுறேன் டிஃபீட்டட் மென்டாலிட்டி டிஃபீட்டட் மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா சில பேர் அட்டம்ப்டே பண்ண மாட்டாங்க ஐயோ ஃபெயில் ஆகிடுவாங்க எழுதுங்க முதல்ல போய் சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் கூட சில பேர் பயம் அதாவது அந்த அந்த யுத்தத்திற்கோ அந்த எக்ஸாமுக்கோ அந்த சேலஞ்சுக்கோ ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயம் நிறைய பேருக்கு சில பேருக்கு எக்ஸாம் ஃபியரே வந்துடும் எத்தனை பேருக்கு அப்படிங்க இருக்கிறீங்க எக்ஸாம் முன்னாடி தான் கட்டாயமாக ஜுரம் வரும் சில பேருக்கு ப்ரைஸ் எல்லாம் ஹலலூயா we have to come out of that bondages எல்லாம் ஆண்டவர் சொல்ல டிஃபீட்டட் அதாவது டிஃபீட் ஆகலை நீங்கள் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல நீங்கள் வெற்றியாக தோல்வியான்னு ரிசல்ட்டே கிடைக்கல கிடைப்பதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க நீங்களே ரிசல்ட்டை சொல்கிறீங்க நான் தோற்றுருவேன் முதல்ல இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை நான் பார்க்க முதல் தடை டிஃபீட்டட் மென்டாலிட்டி அதுவும் என் டிஃபீட்டட் மென்டாலிட்டினா சண்டை போட்டு தோத்துட்டு சொன்னால் தோத்துட்டேன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது சண்டை போடுறதுக்கு முன்னாடியே தோத்துட்டேன்னு சொல்கிறீங்க பாருங்க யார் சொன்னா அப்படி தெரியுமா இஸ்ரலைட்ஸ் இஸ்ரலைட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா டிஃபீட்டட் மென்டாலிட்டி போனாங்க கா காணானுக்கு போனாங்க சண்டையே போடலை தோத்துட்டோன்னு வந்து அறிக்கை சொன்னாங்க எல்லாரும் except for Joshua and Caleb யோசுவா காலேபை தவிர்த்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து வேவு பார்க்க போன அத்தனை பேரும் வராங்க என்ன ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க தெரியுமா துர்ச்செய்தி என்ன செய்தி சண்டை போட்டிங்களாப்பா யாருக்குன்னா ஒரு ஆள் கூட சண்டை போட்டு போட்டிங்களா யாரையுமே சண்டை போடல ஒற்றராய் போகிறாங்க பார்க்குறாங்க போயிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாம் ஹைட்டாக இருக்கிறாங்க ரொம்ப <laughs> எல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க ரொம்ப நெட்டையாக இருக்கிறாங்க எல்லோரும் நாங்கள் தோற்றுருவோம் எங்களால் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி முதல்ல ஆண்டவர் பேசுகிறார் நம்மக்கிட்ட அதாவது தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் தாட் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இங்கே தான் பிசாஸ் வேலை செய்கிறான் பிசா சமயம் தான் நம்ம வேலை செஞ்சுருவோம் அவன் கூட சம்டைம்ஸ் சும்மா வந்துடுவான் நாமே நெகட்டிவாக ஏதாச்சும் காரியத்தை திங்க் பண்ணி அவனை நம்மளே வர வச்சுருவோம் ஸோ முதல்ல அதான் தான் தாட் ப்ராசஸில் ஸ்டார்டட் அப்போது முதல்ல நான் அவாய்ட் பண்ண வேண்டியது ஓவர் கம் பண்ண வேண்டியது டெலிவர் ஆக வேண்டியது டிஃபீட்டட் மென்டாலிட்டி தோ நான் தோ நான் சண்டையிடாமலே தோற்று போகும் ஒரு மனநிலை நான் எக்ஸாம் எழுதாமலே ஃபெயில் ஆகிடுவேன்னு ஒரு மனநிலை அந்த மனநிலை என்ன பண்ணாது என்ன எங்கும் எங்கும் என்ன பண்ணாது என்னை கொண்டு செல்லாது கொண்டு செல்லாது அப்போது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க இந்த வசனம் அங்கே இருக்குது ப்ரைஸ் எல்லாம் Joshua nineteen sorry Joshua nineteen Numbers thirteen twenty eight என்னாகமும் பதிமூன்று இருபத்தெட்டு ஆமீன் நான் சொல்கிறாங்க அவர் பெரியவர்னு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அவர் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் தேவாலயத்திலும் பெரியவர் யாக்கோப்பிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் அவரை நம்புங்கப்பா அவரோட கனெக்ட் ஆகலன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க காரியம் it will go in vain அதனால தான் சொல்கிறாங்க அவங்க ஆண்டவரை பார்க்கல அவங்க பார்த்துருக்கலாம் ஈஸியாக காடையை வர வச்சார் கற்பாறையில் நீரை வர வச்சார் செங்கடலை பிளந்தார் ஈஸியாக நம்பியிருக்கலாம் நம்மலாம் நம்பியிருப்போம்னு நினைக்கிறேன் நான் யோசித்தேன் இஸ்ரேல் புத்திர ரொம்ப மோசம் சில டைம் நம்ம கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம டைம் சில டைம் சில மிராக்கிள்ஸை பார்த்து அலையிலோயா ஆமின்னு நீங்கள் நின்று சாட்சி சொல்கிறவங்க ஒரு க்ரைசிஸ் வழியாக போகும்போது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வழியாக போகும்போது நாங்கள் ஆண்டவரே இல்லைங்க என்னை கைவிட்டாருங்கன்னு சொல்கிறது அப்போ நினச்சா இஸ்ரேல் புத்திரரை நீங்கள் யாரும் திட்டாதீங்க படிக்கும்போது நாமளும் அப்படி தான் <laughs> நான் அப்படி தான் முதல்ல யோசித்தேன் ரொம்ப மோசம் அப்படின்னு அப்புறமா பர்சனல் லைஃப் எடுத்து பார்க்கும்போது நாமளும் தான் அற்புதத்தை பார்த்துருக்கோம் எத்தனை தடவை நீங்கள் கூக்குரல் இருக்கும்போது ஆண்டவர் கேட்டிருக்காரு கேட்டிருக்காரா இல்லையாங்க உங்களை விடுவிச்சிருக்காரா இல்லையா இன்னொரு முறை கொஞ்சம் தாமதமாகுது பதில் கிடைக்கிறதுக்கு இன்னொரு முறை கொஞ்சம் டிலே ஆகுது நான் போயிட்டுருக்க பாதை கொஞ்சம் சரியாக இல்லை அப்போ உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடும் துதிச்சவாய் ஆண்டவர் என்ன பண்ணுது இப்போ முருமு இருக்குது ஹலலூயா இஸ்ரேல் ஜனங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அது இவங்க சொல்கிறாங்க போயிட்டு தான் வராங்க பார்க்குறாங்க இவங்க யோசிச்சிருக்கலாம் அவ்வளோ அற்புதங்களை செய்த தேவன் எங்களோடு கூட இருக்க மாட்டாரா நாங்கள் வெற்றி பெற மாட்டோமா டிஃபீட்டட் மென்டாலிட்டி டிஃபீட்டட் மென்டாலிட்டி அதே அடுத்த வசனம் சொல்லுது யோ காலேபும் யோசுவாம் போய் கத்தர் இவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்னா அவங்களும் சண்டை போடல சண்டை போடல அவங்களும் சண்டை போடல இவங்களும் சண்டை போடல சண்டை போடாமே ஒரு நல்ல அறிக்கை என்ன சொல்கிறாங்க ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பார் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா first defeat your defeated mentality I mean அதான் ஒன்று சொல்லுவாங்க defeat that defeat before it defeats you இல்லை அது நான் சொல்லலை அப்படி ஒன்று இருக்குது defeat the defeat before it defeats you ஹலோ லூயா அப்போ முதல்ல டிஃபீட்டட் மென்டாலிட்டி டிஃபீட்டட் மென்டாலிட்டி அப்போ முதல்ல அதுலேருந்து வெளியே வந்துருங்க இன்றைக்கி முதல்ல அதுலேருந்து ரெண்டாவது ரெண்டாவது பாவர்ட்டி மென்டாலிட்டி பாருங்கள் அடுத்தது தரித்திர மனநிலை கிரேட்டர் திங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல டிஃபீட்டட் சில பேர் தரித்திர மனநிலை அது வேறு பைபிள்லேருந்து என்ன வசந்தத்தில் எடுத்து வச்சுப்பாங்க ஆண்டவருக்கு அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அவருக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை சில பேருக்கு பாருங்களேன் மென்டாலிட்டிலேயே ப்ராப்ளம் இருக்குது அலலுயா ஆண்டவருடைய பேர் ஐஸ்வர்ய சம்மனர் பூமியும் அது நிறைவும் கத்தருடைய நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காக அதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த மனநிலை மாறுறதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறேன் நல்ல லூயா நீங்கள் கார் மேலே கார் வாங்கணும் வீடு மேலே வீடு வாங்கணுன்றதுக்கு உங்கள் எண்ணத்தை திருப்புவதற்காக அல்ல உலகத்தின் மேல் ஆசை வைப்பதற்காக அல்ல நீங்கள் நீங்கள் நம்புகிற தேவன் பெரியவராக இருக்கிறதுனால முதல்ல டிஃபீட்டட் மென்டாலிட்டி இருக்கு அடுத்தது தரித்திர மனநிலை இருக்கக்கூடாது நம் நிறைவில் தாழ்மையாக வாழ்வது தான் கற்றுக்க பிடிக்கும் நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்து நான் தாழ்மையாக இருக்கிறேன்னா பிச்சைக்காரன் தாழ்மையாக தான் இருப்பான் <laughs> நீங்கள் பிஎம்டபிள்யூ வந்து தாழ்மையாக இருக்கணும் <laughs> வீடு மேலே வீடு கட்டி தாழ்மையாக இருக்கணும் அதுதான் இருதயத்தை கத்தர் பார்க்குறாரு புரியுது எத்தனை பேர் இருக்கிறீங்க கத்தை நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சில பேருக்கு மென்டாலிட்டியே ப்ராப்ளம் மென்டாலிட்டியே ப்ராப்ளம் அல்ல லூயா அதில் ஒரு பிரேக் த்ரூவை கற்றுக் கொடுப்பேன் அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது கூட ரொம்ப என்ன பண்ணுவாங்க யோசிச்சு யோசிச்சு ரெண்டு ரூபா போட்டு ஒரு ரூபா எடுத்துருவாங்க <laughs> ரெண்டு ரூபா பிச்சைக்காரன் போட்டு ஒரு ரூபா எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவருடைய சி கிங்டம் எக்கானமி வர ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவாக நான் பைபிள்லேருந்து பேசணும்னா ஒரே ஒரு ரகசியம்தான் give and it shall be given டி புரியுதுங்களா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதில் ஒரு பிரேக் த்ரோ பார்க்கணும் நாங்கள் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரோ பார்க்கணும்னா நான் இப்படி பேசுறதுனால சர்ச்சுக்கு ஏதோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க தட் இஸ் பிப்ளிக்கல் நான் பிப்ளிக்கலில் பேசிகிட்டு இருக்கேன் you can give it some other church but see God will bless you அப்படி தான் சொல்லணும் நான் வேறு என்ன சொல்கிறது கொடுத்தா தான் கொடுப்பார் ஆண்டவர் நிச்சயமாக அப்போ இது நடந்தால் கொடுப்பேன் அது நடந்தால் கொடுப்பேன்லாம் சொல்லாதீங்க உள்ளது ஒரு ரூபானாலும் போடுங்க நல்ல லூயா ஆண்டவருக்காக தாளந்தை கொடுங்க காசு மட்டும் இல்லை give your time give your energy give your talent give your money எல்லாத்தையும் கத்தருக்கு கொடுத்தா ஈ வில் பிளஸ் ஆமின்னு சொல்லுங்கள் நம்ம கேத்தி கேத்தி தான் பேச வைக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்கறத பற்றி ப்ரைஸ் இல்லை ஓகே இங்கே இருக்கிறாங்க நான் எழுப்பி விட முடியும் நானே இப்போ என்னையே சேலஞ்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் சர்ச்சில் வந்துட்டாங்க <laughs> என்னையே சேலஞ்ச் பண்ணுற நிறைய பேர் நான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேசுவேன் <laughs> மூணு டீ சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் சொன்னார் வந்து நான் உங்களுக்கு மூணு எஃப் பேசலான் இருக்கேன் அப்படின்னாரு த்ரீ <laughs> எஃப் அப்படின்னாரு என்ன என்ன மாதிரியே பாயிண்ட் கொடுக்குறேன் என்ன எஃப்னார சொல்கிறாரு த்ரீ எஃப் மூணு எஃப்னாரு அப்புறம் என்ன பண்ணார்னா full car service full tank full வேலட்டிங்கனார் த்ரீ எஃப் ப்ரைஸ் எல்லாம் லூயா கத்தருக்கு கொடுத்து அலை லூயா பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்ல நானே பார்க்குறேன் இப்போ என்ன என்னையே நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் முன்னாடி நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் சர்ச்சில் அதிகமாக கொடுக்கணும் நம்ம அப்படின்னு இப்போ நிறைய பேர் என்னை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ ஐ ஆம் சேலஞ்ச் இன் கிவிங் ஐ ஆம் சேலஞ்ச் இன் கிவிங் ஆண்டவர் சொல்கிறார் தரித்திர மனநிலை எப்போ தெரியுமா அதே மாதிரி உதவி ஆண்டவர் கொடுக்கறது மட்டும் இல்லை ஹெல்ப் போ பீப்புள் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுங்க அது வந்து மிக முக்கியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டவர் கொடுக்கறதுவோட முடிஞ்சிச்சா இல்லை இல்லை யாவ் டு ஹெல்ப் த நீதி ஆண்டவர் சொன்னார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் ஆமே நல்ல அப்போது ரெண்டாவது இந்த பாவர்ட்டி வாங்குறவ மாதிரி நம்மளை கத்தரை வைக்கக்கூடாது கொடுக்குற மாதிரி தான் அதான் உபாகமத்தில் கத்தர் சொன்ன பிளெஸ்ஸிங் டு இஸ் பீப்புள் அப்படி தானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டர் கொடுத்த பிளெஸ்ஸிங் நாங்கள் உபாகம் இருபத்தெட்டில் நீயும் கடன் கொடுப்பாய் ஏந்திர கையாக இல்லை கொடுக்குற கையாக வச்சுருக்காரு நீங்கள் ஏந்திரக்கூடாது ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுல கொடுக்க ஆரம்பிங்க இன்னும் கொடுப்பார் I mean so remove this poverty mentality remove this poverty mentality மூணாவது நேரோ மென்டாலிட்டி குறி எந்த காரியத்தையுமே ஒரு எசக்கு பெசக்காக யோசிக்கிறது <laughs> அந்த மாதிரி எப்படியா நீ யோசிச்ச அப்படின்னு நேரோ மென்டாலிட்டி குறுகிய மனப்பான்மை அடுத்தது மூணாவது mentality that you should be அலலுயா get rid of get rid of அலலுயா மூணாவது மனநிலை நேரோ மென்டாலிட்டி நேரோ மென்டாலிட்டி இந்த குறுகிய மனப்பான்மை நம்மளை என்ன பண்ணுன்னா இது இது வந்து ஒரு பாண்டேஜ் மாதிரி நம்மளை கிரிப்பிள் பண்ணி வச்சிடும் நம்மளை எழுந்து நம்ம விடுதலையாய் செயல்படுவதற்கு அது நம்ம விடாது அது விடாது அது லூயா அப்போ இந்த நேரோ மென்டாலிட்டிலேருந்து வெளியே வரும் இப்போ நம்ம பார்த்த பிளெஸ்ஸிங் பார்த்துட்டோம் எக்ஸ்பேண்ட் பார்த்துட்டோம் எக்ஸ்டென்ட் பார்த்துட்டோம் எக்ஸ்பர்டைஸ் பார்த்துட்டோம் அலலுயா ஆனால் அதுலேருந்து நான் வெளியே வரணும்னா இந்த இந்த மனநிலையில் நான் அலலுயா நான் கொஞ்சம் இன்றைக்கி வேலை செய்யணும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் எனக்கு ஆசை தான் பாச தானாக வந்துடுதுன்னா prayer is the key Holy Spirit is லூயா ஸ்ட்ரென்த் ஃபார் வசனம் சொல்லுது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல ஆவினால் அப்போ நீங்கள் இதை ஓவர் கம் பண்ண முடியுமா பாவர்ட்டி மென்டாலிட்டியை ஓவர் கம் பண்ண முடியும் ஐ மீன் அது டிஃபீட்டட் மென்டாலிட்டியை ஓவர் கம் பண்ண முடியும் நேரோ மென்டாலிட்டியை ஓவர் கம் குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது ப்ராடாக திங்க் பண்ணும்போது பெருசாக திங்க் பண்ணணும் ஏன் பெரியவர் இருக்கிறதுனால ஆமீன் சொல்லுங்களேன் இல்லையா ஏன் அப்படி திங்க் பண்ணணும் பெரியவர் எனக்குள் இருக்கிறதா நான் திங்க் பண்ணுறதே பெருசாக அப்பா பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க போய் ரோட்டு கடையில் இட்லி வாங்குவேன்னு திங்க் பண்ணுவீங்களா அப்போ கூட வாங்கலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சில எப்படி எப்படி எப்படி திங்க் பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்பா எப்படியோ பிள்ளை அப்படி திங்க் பண்ணும் அப்படி தானே அப்பாவுடைய வசதி அப்பாவுடைய ஐஸ்வர்யம் அப்பாவுடைய ஆழத்துவத்தை வச்சு தான் பையன் அவனுடைய காரியத்தை திங்க் பண்ணுவான் உண்மையா இல்லையா அப்போ நீங்கள் யார் உங்கள் அப்பா அப்போ திங்க் பிக் லூயா திங்க் பிக் அப்போ அந்த நேரோ மென்டாலிட்டி மூணாவது குறுகிய மனப்பான்மையை கலைவோம் குறுகிய மனப்பான்மையை கலை ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன் லூயா அந்த தான் கோத்திரம் என்று ஒரு கோத்திரம் இருக்குது அந்த கோத்திரத்தை மாத்திரம் நான் என்ன பண்ணிடுறேன் நான் சொல்லி முடிச்சிடுறேன் Joshua nineteen forty seven nineteen forty seven ஆமீன் ப்ரைஸ் லூயா தான் கோத்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தான் என்ற ஒரு பிளேஸ் இருக்குது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க இஸ்ரேலை எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா தான் முதல் பெயர் சபா மட்டும் நீங்கள் பைபிள் எடுத்து படித்தா தெரியும் ஈவன் இந்த ராஜா தான் முதல் பெயர் சபா மட்டும் அப்படின்னா ஓல் இஸ்ரவேல்னு அர்த்தம் முழு இஸ்ரவேலுக்கும் அது ராஜாவாக இருக்கிறான்றது இப்படியும் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா மட்டும் என்ன பண்ணார் விசாரித்தார் அப்படின்னா முழு இஸ்ரவேலின் மேல் தீர்க்க தரிசியாக இருந்தார் என்பதை இன்னொரு விதமாக சொல்லுவது தான் இந்த தான் என்ற வேர்டை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்து சொல்லி முடிச்சிடுறேன் இந்த தான் படிச்சிங்க இடம் நெருக்கமாக இருந்ததால் அவங்க என்ன பண்ணாங்களாம் சண்டை போட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் லேசியம் தானே அவங்க பேர் லேசியமை மேற்கெடுத்து லேசியமுக்கு தான்னு பேர் வச்சிட்டாங்களாம் தகப்பன தகப்பனுடைய பேராகிய தான் அந்த இடம் இது வரைக்கும் தான் என்று அழைக்கப்படுகிறது நான் சொல்கிறேன் நீங்கள் if want see greater thing than this I have to extent and expand and expertise அலலுயா இந்த தான் கோத்திரம் அவங்களுக்கு இடம் ஒன்று கொடுத்தாங்க இடம் நெருக்கமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அலலுயா ஆண்டோட்ட ஜோம் பண்ணுங்கள் அது காலேவை போல் இந்த மலை நாட்டை எங்களுக்கு தாரும் அலலுயா என்று கேட்டது போல் அல்ல ask what is rightful use ask what is rightful use உங்களுடைய பங்கு உங்களுக்கு தான் உங்கள் பங்கு உங்களுக்கு தான் கொஞ்சம் இடுக்கமாக இருக்குதா ஆண்டோட ஜோம் பண்ணுவோம் இன்றைக்கி அந்த தான் கோத்திரம் என்ன பண்ணாங்க லேசேமின் மேல் படையெடுத்து அதை சொந்தமாக்கி அதுக்கு தான் வச்சிட்டாங்க அதான் இல்லை அவங்க போட்டது தான் இல்லை இன்றைக்கி நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் போடுறது தான் இல்லை ஆண்டவர் எல்லை போடல இஸ் லிமிட்லெஸ் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் இஸ் லிமிட்லெஸ் ஈஸ் லிமிட்லெஸ் யார் லிமிட் போடுறோம் அதனால் தான் கோத்திரம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க ஒரு லிமிட் கொடுத்துட்டாங்க இந்த லிமிட் பத்தாது அந்த லிமிட்டை எடுத்து அந்த பவுண்ட்ரி எடுத்துட்டு சண்டை போட்டு லேசேமை தானாய் மாற்றினார்கள் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு லிமிட் போட்டுக்காதீங்க அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் பெரியவர் அவர் பராக்கிரமம் உள்ள தேவன் லூயா அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி உள்ள லிமிட்டை எல்லாம் எடுத்துகிட்டு இஸ் அ லிமிட்லெஸ் காட் லூயா உங்களுடைய லிமிட்டெல்லாம் இன்றைக்கி எடுங்க எல்லாம் can be all stand to our feet கடைசியாக ஒன்று மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் ப்ரைஸ் லூயா நம்ம படித்தோம் இல்லையா ஐம்பதாவது வசனம் ஒன்று ஐம்பது யோவான் ஐம்பத்தொன்னில் ஒன்று சொல்லுது ஐம்பத்தொன்னில் ஒரு ஒரு ஆண்டவர் ஒரு குழு கொடுக்குறாரு நமக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் பார்த்துட்டோம் நாலு வாரம் பார்த்துட்டோம் கடைசி அந்த வார்த்தையோடு உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன் ஒருத்தங்க மாத்திரம் படிங்க முடிச்சிடுறேன் ப்ரைஸ் எல்லாம் ஆமே ப்ரைஸ் எல்லாம் என்ன படிச்சிங்க சிஸ்டர் கரெக்டாக ஹலோ லூயா இது முதல் காண்பீர்கள் என்று லாஸ்ட் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே வெரிலி வெரிலி ஷுவர்லி ஷுவர்லி ரெண்டு காரியம் அதில் இருக்குது ஒன்று அஷூரன்ஸு ரெண்டாவது God is speaking about future என்ஸ் ஃபோர்த் போட்டிருக்கா பார்த்ததை பேசல வசனம் பார்க்க போகிறத பேசியிருக்கோம் இன்றைக்கி எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கி பார்த்ததுக்கு ஆண்ட சொல்ல ஒன்று ஐம்பதில் சொல்லிட்டாரு காண்பீர்கள்ன்றாரு ஒன்று ஐம்பத்தொன்னில் சொல்ல இது முதல் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் இது முதல் from right now let my miracle starts ஆமின்னு சொல்லுங்களேன் மெராக்கிள் ஸ்டார்ட் அலலூயா எக்ஸ்பேண்டு எக்ஸ்டெண்ட் எக்ஸ்பர்டைஸ் அலலூயா தேங்க்யூ சீஸ் அலலூயா எல்லா கண்களை மூவியாப்பா ஓ க்ளோரி அப்படியே கண்களை மூடி கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் என் வாழ்வு மெல்ல மெல்ல எல்லாருடைய கண்ண மூடி இயேசுவின் நாமத்தை உச்சரித்து உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா என் வாழ்வு மெல்ல மெல்ல இயேசு நாமம் சொல்ல சொல்ல அன்பின் பரலோக பிதாவை சர்வ வளமுள்ள தேவனே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கூட கேட்ட சத்தியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் பேசுகிற தேவன் இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே கிரியை செய்து இருக்கிறீர் அப்பா கேட்டது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும் ஏன்னா வார்த்தை ஜீவன் உள்ளது வார்த்தை ஒரு தடவை புறப்பட்டால் அது வெறுமையாக திரும்பாது இன்னைக்கு யாரெல்லாம் தங்கள் ஆண்டவரை செவிகளை திறந்து இந்த வார்த்தையை கேட்டார்களோ விசுவாசித்தார்களோ இன்றைக்கு கேட்டதின்படி அவங்க வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்து இந்த வார்த்தையை இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் முத்திரை போடுகிறேன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும் வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தேவ பிரசன்னம் தேவ கிருப ஒவ்வொருவரோடும் தங்கி தாபரிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க இது ஒரு புதிய வாரத்தை நாங்கள் துவங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாய் நன்மையின் வாரமாய் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் வாய்க்கிற வாரமாய் சமாதானத்தின் வாரமாய் பாதுகாப்பின் வாரமாய் இருப்பதாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஜப தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாத்துமாவே ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் மாதத்திலும் தொடருவதாக எல்லாம் ஒரு ஆமீன் சொல்வீங்களா ஆமே நல்லேலுயா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் may God bless you all வேகமாக நம்ம அங்கே போயிடலாம் முடிந்த அளவிற்கு நம்ம இந்த ஆளை வந்து வேகமாக நம்ம கிளியர் பண்ணிவிட்டு we can go for the tea tea and coffee next ரூமுக்கு நம்ம போயிடலாம் ப்ரைஸ் எல்லாம்